வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஷ்மஸ்ரீ ஓம் குருவே நமக ஓம் சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜோதிட ரீதியாக அதாவது அமைப்பு உண்டு யாரெல்லாம் புகைப்பிடிப்பார்கள் மறு அருண்டுவார்கள் அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் முதல்ல மது அருந்துறவங்க அதுக்கான மதுவுக்கு சம்மந்தப்பட்டது வந்துட்டு இந்த சந்திரன் சந்திரங்கிற நீர் இல்லையா சந்திரன் ரா சந்திரன் ராகு சந்திரன் ராகு பதிவு பற்றி ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன் அதுலேயே சொல்லியிருப்பேன் சந்திரன் ராகு சுக்கரன் இல்லையா சுக்கரன் கொண்டு வந்தேன்னு அது சுக்கரன் உண்மையாகவே இல்லை சந்திரன் ராகு தான் அதிகமானது அது தன்மைங்கிறது அப்புறம் நீர் சம்பந்தப்பட்ட பாவங்கள் அதாவது நீர் ராசி கடகம் விருச்சகம் மீனம் இதெல்லாம் யாருக்கு இரண்டாம் பாவமாக வருதோ ஓ அந்த இரண்டாம் பாவமாக இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு துலா லக்கணம் எடுத்துங்க துலா லக்கணத்துக்கு இரண்டாம் பாவம் விருச்சகம் நீர் ராசி சரிங்களா அதில் வந்துட்டு சந்திரன் நீசமாக இருந்தால் அவங்க வந்து மது அருண்டுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதுலேயே ராகுண்டா கண்டிப்பாக அவங்க மறு மது அருண்டுவாங்க அந்த பழக்கம் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சரிங்களா சந்திரன் ராகு நெருங்கி இருந்தாலே மது அருண்டும் பழக்கம் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் இரண்டாம் இரண்டாம் பாவங்கிற நீங்கள் உண்ணும் உணவு அதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால் இரண்டாம் பாவ அதிபதி அதாவது சந்திரன் ஆகி அந்த சந்திரன் வந்து ராகு சாரணம் வாங்கிட்டாலோ இல்லை இரண்டாம் இரண்டாம் இட இரண்டாம் இடத்துல ஒரு நீச்ச நீச கிரகம் இருந்தாலும் இல்லை இரண்டாம் இட அதிபதி வந்து ஒரு நீச கிரகத்தின் சாரம் வாங்கியிருந்தாலும் அவங்க மறு அருண்டுவாங்க அல்லது இரண்டாம் இடத்தில் ஆறாம் இட அதிபதி இருந்தாலும் அவங்க மறு அருண்டுவார்கள் அந்த அந்த கிரகத்தை பொறுத்து அது தன்மை மாறுபடுங்க குரு அந்த நீசமான குரு அந்த நீசமான குரு கூட சந்திரன் இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் அது எடுத்த உடனே டக்குன்னு சொல்ல முடியாது இரண்டாம் இடத்துல இந்த கிரகம் இருந்தா அந்த வாங்கிற சாரமும் முக்கியம் இரண்டாம் இடத்துல அதிபதியும் முக்கியம் இரண்டுமே அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்ட் ஆகிறாங்க ஆகுறாங்க ஆகிறாங்க அதனால் ராகுவின் காரகத்துவங்கள் தான் அதெல்லாம் அதிகப்படுத்தும் அதில் கூடிய தசா புத்தி அந்தரம் வந்தால் அவங்களுக்கு அடிமைக்கு ஒரு நீண்ட நாள் தசா புத்தியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க தொடர தசா புத்தி ஃபுல்லாக வந்துட்டு அடிமையாக இருப்பாங்க மதுவுக்கு அதே மாதிரி தான் புகைப்படம் இந்த ஆறாம் இட அதிபதி வந்து ஆறாம் இட அதிபதி வந்து உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இட அதிபதிலாம் கொடுக்குறது இந்த ஆறாம் இட அதிபதியும் எட்டாம் இட அதிபதியும் இரண்டாம் பாவத்தோடையோ இல்லை லக்கணாதிபதியோ சம்மந்தப்பட்டால் இயல்படியே அவங்க புகைப்பிடிக்க மத பண்ணுறோம் இன்னும் பல கெட்ட விஷயங்கள் அவங்க வந்து இயல்பாகவே அவங்க உள்ளார அடி அடிக்ட் ஆகுறாங்க இரண்டாம் இடத்துல ராகு இரண்டாம் இடத்துல ராகுவை கேருவோ இருந்து அந்த ராகு கேருவ வந்துட்டு இன்னொரு நீச கிரகத்தின் சாரெல்லாம் வாங்கியிருந்தால் அவங்களாம் புகைப்பிடிப்பார்கள் ரெண்டாமோ ஏன்னா அவங்க பேசும் சொற்கள் வந்து நல்ல சொற்களாகவே இருக்காது அடுத்து ஒன்று திட்டர்றாவோ அந்த மாதிரி தான் அவங்க இயல்பாகவே அவங்க சொற்கள் அமையும் பொதுவாக இரண்டாம் இட அதிபர் இரண்டாம் இடத்துல வந்து பாபகிரகங்களோ இல்லை இரண்டாம் இட அதிபதி கூட பாபகிரகங்களோ சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஆறாம் இட அதிபதி வந்து லக்கினாதிபதியோடையோ இரண்டு இரண்டாம் இட அதிபதியோ தொடர்பு கொண்டாலோ அவங்க புகை மருந்து மது அருண்டவர்களாக இருக்காங்க இதில் ஏன்னா சுக்கன் சொன்னால் சந்திரன் ராகுங்கிற தண்ணி அப்படியே நார்மல் சாராயம் அப்படியே ராவா அடிப்பாங்க அவங்க அந்த மாதிரி இந்த சந்திரன் ராகு சுக்கரன்லாம் அவங்கள விஸ்கி ரொம்ப பிராண்டடு ஹை கிளாஸ் அதுதான் சுக்கரன் அவ்வளோதான் அந்த எதாவது கொஞ்சம் அழகு பற்றி ஹை கிளாஸில் போடுறதுனா அந்த சுக்கரன் அதே மாதிரி தான் இந்த மது ரெண்டு ரெண்டு புகைப்பிடிக்கலாம் சிலர்லாம் அடித்தா இந்த தம்மு தான் அடிப்பேன் அப்படிங்கிற சில பேர்லாம் இருக்காங்க அப்படி அந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்களாம் பிராண்ட் வச்சு அடிக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சுக்கரன் நோட்டு சேர்த்துக்கிறாங்க இது உங்கள் ஜாதகத்தில் பொண்ணுன்னா நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் நன்றி ஓம் சிவோம் வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம டஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக ஓம் சிவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க